அனைவருக்கும் வணக்கம் bank Nifty future one minute chart April twenty nine time nine fifteen AM market ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு பட் புல்லிங் டவுன் தான் அந்த டவுன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா இன்னமும் ஒரு பையிங் ட்ரெண்ட் தான் இருக்குது பையிங் மொமெண்டம் அப்படின்றத நமக்கு இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணுது ஸோ கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒன் மினிட் கழிச்சு nine sixteen AM so buy at thirty six thousand five hundred and thirteen point eighty இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அந்த கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போதில் ஸோ இதான் என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணணும் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா stop loss line loss control பண்ணுறக்காண்டி எவ்ரிடே இந்த சார்ட் இந்த கேண்டலினுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கேண்டில் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் எங்கே வச்சுக்கலான்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய வேலை எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அது பார்க்கும்போது அதில் வர கால்ஸை பார்த்துட்டு உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் இப்போதைக்கு ஒரு பை கால் ஃபைவ் தேர்ட்டினில் வந்திருக்கு சிக்ஸ் நாட் ஃபைவ்யை பிரேக் அவுட் பண்ணுதா நைன்டி டூ பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபஸ்ட் டாரட் அந்த ninety two point break out பண்ணி மார்க்கெட் ரீச் கொடுக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த பையிங் ரேஞ்ச்லேயே தான் ட்ரேடிங் வந்து போச்சு இப்போ ஒரு லாஸ்ட் டூ கேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மேலே வந்து ரைஸ் ஆகி வந்துச்சு அப்படி ஏறி வரும்போது இப்போ ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் ஒரு டக்குன்னு லைவ் மார்க்கெட்டில் அதுவே கால்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரக்கூடிய ஒரு டூல் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ